வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் புத்திசாலித்தனமான முயற்சிக்கு பன்முக சிந்தனை மிகவும் அவசியம் எல்லோரும் சிந்திக்கும் நிலையிலிருந்து சற்று வித்தியாசமாக சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பழக்கமாக சிந்திப்பதைத்தான் மூளை தனது பழக்கமாக கொண்டிருக்கும் வழக்கமான பழக்கத்தை சற்று மாற்றி யோசிக்க வேண்டும் அது சற்று கடினமான விஷயம்தான் என்றாலும் புதுமையான சிந்தனை முறைக்கு நாம் முயல வேண்டும் அத்தகைய புதுமையான சிந்தனை முயற்சியோடு முயற்சித்தால் ஒப்புமை எண்கள் பகுதியில் உள்ள வினாக்களுக்கு எளிதாக விடையடிக்க முடியும் ஒப்புமை எண்கள் இவ்வகையில் இந்த குறியீட்டுக்கு முன் அல்லது பின் இரு எண்கள் எழுதப்பட்டிருக்கும் அவ்விரு எண்களுக்குள் ஏதேனும் ஒரு தர்க்கவியல் தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பை பிரதிபலிக்கும் வகையில் குறியீட்டுக்கு முன் பின் வரும் எண்கள் அமைய வேண்டும் ஏதேனும் ஒரு எண் விடுபட்டிருக்கும் அந்த விடுபட்ட எண்ணை கண்டறிய வேண்டும் நம் பாடப்பகுதியில் நாம் படித்த கருத்துக்களை ஏதாவது ஒரு லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப்புடன் எண்களை தொடர்புபடுத்தியிருப்பாங்க நம்ம விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கணும் நாலு இஸ்ட் பதினாறு எட்டு ஈஸ்ட்டு என்ன எண் என்கிறத கண்டுபிடிக்கணும் நான்கின் வர்க்கம் பதினாறு ஸோ எட்டின் வர்க்கம் அறுபத்தி நாலு அடுத்த கேள்வி பதினேழு இஸ்ட் நூற்றி பத்தொன்பது பதிமூணு இஸ்ட் இந்த எண் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் பதினேழுக்கும் நூற்றி பத்தொன்பதுக்கும் என்ன சம்பந்தம் பதினேழு ஏழால் பெருக்குனா நூற்றி பத்தொன்பது ஸோ பதிமூணையும் ஏழால் பெருக்குங்க தொண்ணூற்றி ஒன்று விடை தொண்ணூற்றி ஒன்று முதல்ல கொடுத்துருக்கிற ரெண்டு எண்களுக்கு என்ன தொடர்புன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த விதியை பயன்படுத்தி விடுபட்ட எண்ணை கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க மூணு இஸ்ட் பன்னெண்டு ஏழு இஸ்ட் டேஷ் மூணு கூட ஒன்றை கூட்டி அடுத்த எண்ணால் பெருக்கியிருக்காங்க ஸோ ஏழோட அடுத்த எண்ணால் பெருக்கணும் ஏழுக்கு அடுத்த எண் எட்டு ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு ஆப்ஷனில் இருக்கிற விடையோட நம்ம விதி பொருந்துதான்னு பார்த்து தான் நம்ம விடையை கண்டுபிடிக்கணும் எடுத்துக்காட்டு நாலு முப்பது நாற்பத்தி ரெண்டு முப்பது என்ன பண்ணியிருக்காங்க ஆறின் வர்க்கம் கண்டுபிடிச்சு ஆறை கழிச்சிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு ஏழின் வர்க்கம் கண்டுபிடிச்சு ஏழை கழிச்சிருக்காங்க ஸோ தொண்ணூறு பத்தின் வர்க்கம் கண்டுபிடிச்சு பத்தை கழிச்சிருக்காங்க ஆறு ஏழு எண்கள் தொடர்ச்சியாக இருக்குது பத்துக்கு முந்தைய எண் ஒன்பது ஒன்பதின் வர்க்கம் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்றுலேருந்து ஒன்பதை கழித்தால் எழுபத்தி ரெண்டு இந்த பகுதியில் ஒப்புமை எண்கள் பகுதியில் எவ்வகையான கேள்வி இடம்பெறலாம்ங்கிறத பார்த்தோம் அடுத்த பதிவில் இதற்குரிய பயிற்சி வினாக்களை பார்க்கலாம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்